பொந்துல யாரு மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே புல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு எங்கூரு குத்தாளமே துருக்க பையமா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தல முட்டையம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா பள்ளியம்மா வேறாண்டி தங்கதிய கூறாண்டி கண்ணாடிய காணாண்டி கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி என்ஜாய் என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாடி